ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஒன்றரை தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேறு லெவல் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ரிக்ஸ் அதிக பேருக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குள்ளே அங்கே இந்த த்ரீ டாட் ஐக்கான் இருக்குல்ல சாட்ஸில் போய் த்ரீ டாட் ஐக்கானில் போய் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும் அதை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு சொல்லிடுறேன் சேட்டுக்கு சேட்ஸ்ன்னு இருக்குல்ல அதை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கேம் வந்து அதிக இதில் அதிக ஃபோனில் வந்து இப்போ வாங்குகிற ஃபோனில் வந்து தானாகவே இருக்கும் டார்க் மோடில் தானாக இருக்காது நம்ம தான் செட்டிங்ஸில் அது வேறு செட்டிங்ஸில் போகணும் வாட்ஸ்அப்னு தனியாகவே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க தீம்னு அது சாட்ஸில் இருக்குது அதை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டார்க் மோடு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக டார்க் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் டார்க் மோடு டிஸ்பிளே ஃபுல்லாக டார்க் மோடு தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சைலண்ட் இருக்குன்னு நினைப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி செட்டிங்ஸே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அதை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொடுத்துருக்கீங்களா அதை கொடுத்தோன்னே இங்கே இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைப்ரேட்னு ஒன்று இருக்கும் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு உணர்வு இருக்கும் அதுதான் வைப்ரேட் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கும் நீங்கள் ஷார்ட் கொடுங்க ஷார்ட் கொடுத்தா நீங்கள் எப்படி மெசேஜ் பண்ணுறது காமிக்கலாம் பாருங்கள் இங்கே ஷார்ட் ஷார்ட் இருக்கா லாங் இருக்குது உங்களுக்கு எதுனா வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி நம்மளுக்கு வைப்ரேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த செட்டிங்ஸ் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டேலட் இருக்குன்னு சொல்லிடுறேன் இருக்கு வந்து சேட்டில் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சாட்டில் போய் என்டர் ஈஸ் சென்ட் பஸ்ஸில் ஆஃபில் தான் இருக்கும் நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன் என்டர் இஸ் சென்டுன்னு இருக்கும் அது நீங்கள் என்டர் கீழே வச்சுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒன்றரை தமிழாக மெசேஜ் பண்ணியிருக்கேன் இது வந்து மேலே தான் நம்மளுக்கு கிளிக் பண்ணால் இப்போ செண்டு போவோம் இப்போ நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனு அதை நீங்கள் யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சீக்கிரம் மெசேஜ் பண்ணோம்னா டக்கு டக்குனு மெசேஜ் பண்ணோம்னா அதான் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நான் சும்மா இது எக்ஸாம்பிளுக்கு மெசேஜ் பண்ணுறேன் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோர் செட் இருக்குன்னு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங்ஸை போய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிளாக் இருக்க கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும் நம்ம பிளாக் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் அங்கே எவரி ப்ரொஃபைல்னு இருக்கும் எவ்வளோ ப்ரொஃபைல் ஃபோட்டோன்னு இருக்கும் இங்கே எவரி ஒன் பார்க்கணுமா இல்லாட்டி மை காண்டாக்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணுமா இல்லாட்டி படி யாருமே பார்க்கணுமா அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ ஒன்று உங்கள் இஷ்டம் எது வேணால் கொடுத்துக்கலாம் இது ஃபிஃப்த்து ட்ராக் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அதை கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு லைட்டுன்னு இருக்கும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வைப்ரேட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு இங்கே லைட்டுன்னு இருக்கும் அது பார்த்திங்கன்னா ரெட்டாக எல்லோவா க்ரீனாக நிறையா லைட்டு இது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை கொடுத்துட்டு அதுக்கு மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிங்டோன் உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அனுக்கணும் ரிங்டோன் இருக்கும் அது போய் உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோனாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக்கில் போய் தளபதி ஃபேனால் தளபதி இது வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது நோட்டிஃபிகேஷன் வந்தால் இது வந்துட்டு ஆஃப் ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வருது வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா டூ செகண்ட் வந்துட்டு நின்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானும் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆளுங்க கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்